வணக்கம் இப்போ நாம் க்ரூடாயில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி நைன் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா five thousand three hundred and fourteen ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்க்கு க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு என்ன பாயிண்டில் வாங்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கால்ஸ் வரும் செல்லிங் ட்ரெண்டுக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு buy at five thousand three hundred and thirteen ஸ்ட்ரைட்டாக ரெண்டு க்ரீன் கலர் லைன் மேலே இருக்குல்ல ஸோ அதான் வந்து five thousand three hundred and twenty six தான் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா five thousand three hundred and thirty nine கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் இப்போதைக்கு நாம் ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம் ஒன்ஸ் இந்த ஒன் மினிட் சார்ட் முடிஞ்சோன்னா இன்றைக்கி ஃபைவ் மினிட் சார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் ஷோ பண்ணுறோம் ஒன் மினிட் சார்ட்லும் ஃபைவ் மினிட் சார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அக்ரெசிவ் ட்ரேடிங் ஸோ அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் ட்ரேட் பண்ணணும் அப்படிலாம் நினச்சோம் அப்படின்னா ஒன் மினிட் சார்ட் அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஜென்ரலாக ஓவரால் ட்ரேட் பண்ணணும் ஓவராலுடைய மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு ஃபைவ் மினிட் சார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஒன் மினிட் சார்ட்டில் பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேலி வந்து போயிருக்கு இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரேலிக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி செவன் ரேஞ்சை ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு ஸோ ஈவினிங் டைமிங்கிறனால ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி டார்கெட்ஸ் ரீச் அவுட் வந்து கொடுத்துட்ருக்கு இது பார்த்திங்கன்னா crude oil five minute chart so five minute சார்ட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் ஃபைவ் மினிட் சார்ட்டில் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் தான் ஏன்னா ப்ரீவியஸ் டேனுடைய பைங் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்துச்சு அதனால் நமக்கு ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆனது ஸ்ட்ராங்காக சேஞ்ச் ஆனதுன்னு கூட சொல்லலாம் ஒரு டூ தேர்ட்டிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆச்சு ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து செகண்ட் டாரட் வரைக்கும் ரீச் கொடுத்துச்சு ஃபோர் டூ நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்குச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டுன்றனால இறங்குச்சு அதே இப்போ ஈவினிங் மார்க்கெட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து five thousand three hundred and thirty ஃபோரில் ஜெனரேட் ஆனது ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் வரைக்கும் ரீச் வந்து கொடுத்துச்சு ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக டவுன் சைடில் இருந்துச்சு அடுத்து ஈவினிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சைட்லேயே தான் இருந்துச்சு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நேற்று குரூடாயில் ஏறினதில் five thousand four hundred and thirty range வரைக்கும் போச்சு so five thousand four hundred வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுச்சு பட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து உருவாயிருந்துச்சு அதனால் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சாக பிரேக் அவுட் பண்ண முடியல அதனால் நேற்று மார்க்கெட்னுடைய க்ளோசிங் வந்து five thousand four hundred and twenty ஃபைவ்லேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் crude oil five minute chart வந்து நமக்கு பைசல் கால்ஸ் ஜென்ரேட் ஆனது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ